வணக்கம் க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சான் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ இப்போ டைம் பாருங்கள் ஒரு டூ தேர்ட்டி ஃபோர் இந்த சார்ட்டில் எவ்ரிடே ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் நம்ம கால் எப்படி ஜெனரேட் ஆகுது அதுவும் பர்டிகுலராக ஒரு டுவெல் பிஎம் வந்து பார்ப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதையும் அனலைஸ் பண்ணுவோம் இன்றைக்கி டுவெல் பிஎம் கால் ஜெனரேட் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு பட் இருந்தாலும் புதுசாக வர்றவங்களுக்கு இந்த கால் ஜெனரேட் ஆகையில் எப்படி இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் கால் வரையில் கேண்டில் கலர் ரெட் கலரில் மாறிட்டு entry point target stop loss target one and two stop லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் லைவாகவே வந்து கொடுக்கும் இப்போ ப்ரீவியஸ் காலும் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னமும் ஐடியா கிடைக்கும் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா பைக்கால் தான் இந்த பைக்கால் பாருங்கள் நமக்கு செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோவில் வந்துச்சு வந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி first or seven zero seventy seven break out அதுக்கப்புறம் செவன் ஜீரோ நைன்ட்டி ஃபைவும் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ ரெண்டு டார்கெட்டையும் மார்க்கெட் நல்லாவே ரீச் கொடுத்துச்சு அடுத்து நமக்கு கால் வந்தால் செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் இதில் காலே வந்து ஜெனரேட் ஆகும் இப்போ பாருங்கள் sell call seven zero seventy six அது அஞ்சே நிமிஷத்தில் ஃபஸ்ட் அட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு செவன் ஜீரோ ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் டவுனில் இறங்கிச்சு அதுக்கப்புறம் அகெயின் ஒரு பைக்கால் இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் வந்திருக்கு செவன் ஒன் ஜீரோ ஒனில் seven one one one eight first target break out இந்த மாதிரி எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இப்போ நம்ம எப்படி வீடியோவில் பார்த்தோம் கால் ஜென்ரேட் ஆச்சு அந்த மாதிரியே ஜென்ரேட் ஆகிட்டு வரும் கேண்டில் கலர் மாற்றி என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கொடுக்கும் உங்களுடைய வேலை இதில் வர்ற கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் கேண்டில் கலர் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால தான் இப்படியே உங்களுக்கு சேஞ்ச் அவுட்டும் வந்து நடக்குது இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எவ்ரிடே சும்மா ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க தேங்க்யூ